அனைவருக்கும் வணக்கம் நாளும் திருமந்திரம் என்னும் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் பொருளுரை அமுரி தாரணை உடலில் கிடந்த உறுதி குடிநீர் கடலில் சிறு கிணற்று நினைத்தாக்கும் உடலில் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கும் நடலை திருமூல நாயனார் தெளிவுரையில் உடம்பை விட்டு விலகாத உறுதியை தரவல்லவதாகிய உணர்வு நீரானது கடலின் அருகே சிறு கிணறு தோன்றி அதில் உள்ள நீரை ஏற்றமிட்டு இறைத்தலை ஒத்ததாக இருக்கும் என்றும் இவ்வுடலில் ஒரு வழியாக ஒன்றுக்கு இறைத்தால் உயிர் கலங்காது என்றும் உயிரினை அறிந்து அழியாமல் பாதுகாக்கலாமென்றும் அமுரியை பருகினால் உயிர் அழியாமல் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதி குடிநீர் என்பதற்கு உடலில் ஊறும் சிறுநீர் என்றும் இதனை சிவநீர் என்பர் அது ஊறுமிடத்தையும் சுவையையும் உணர்ந்த கடலில் எனவும் சிறு கிணறு எனவும் அது வெளிப்படும் வாயிலை ஏற்றம் எனவும் சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஒரு வழி ஒன்றுக்கு இறைக்கில் ஒரு கையளவு சிறுநீரை பிடித்து வாய்வழியே வயிற்றுக்கு இறைக்கில் என்பதாம் இதனை இடைவிடாது செய்தால் துன்பமில்லை என்றும் உயிரை காக்கவும் அதனை அறியவும் இதனால் இயலும் இவையே இதன் பயன்களாம் என்கிறார் திருமூலநாயனார் நாளை மீண்டும் புதியதொரு மந்திரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்